அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடன் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கான வழிகள் தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் கடன் வந்து நம்ம கட்டிகிட்டே இருக்கோங்க கடன் வாங்கிட்டோம் ஆனா கட்டவே முடியல கடன் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம ஒருவேளை வெளியே வட்டிக்கு நம்ம வாங்கியிருக்கோம் வெளியே ஆட்கள்கிட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்னா அவங்க உப்புல வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க அப்ப சீக்கிரம் நம்மளால கட்ட முடியாது அதுக்கான டெக்னிக் சிம்பிள் டெக்னிக் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒருவேளை பேங்க்ல வச்சிருக்கீங்க இதுல இருந்து எங்களால கட்டி மீக்க முடியலைங்க பேங்க்லயே இருக்கு மாதம் மாதம் என்னால வட்டி கூட கட்ட முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் கடன் பிரச்சனைலேருந்து இருந்து வெளியே வரதுக்கான விஷயம் இல்ல ஜுவல்ஸ் வச்சிருக்கீங்க அதுல இருந்து வெளியே வரதுக்கான விஷயம் தான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் உங்களுக்கு சொல்லி தர போறோம் இன்னைக்கு நம்ம இதுல என்ன பாத்தீங்கன்னாக்கா ஒன்று பணம் வாங்கியிருப்போம் வட்டிக்கு இல்லை ஜுவல்ஸ் வந்து லாக்கர்ல வச்சிருப்போம் மாதம் மாதம் வட்டி கட்ட மாட்டோம் அதை கட்டுறதுக்கான டைம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு சின்ன முதலும் இப்போ ஒரு ஜுவல்ஸ் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டுங்க அதுக்கு உண்டான வட்டி ஐம்பதாயிரத்துக்கு உண்டான வட்டி மாதானா உங்களுக்கு பேங்க் லோன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கான வட்டியும் ஒரு அசலும் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அசலும் என்னைக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில கட்டினீங்கன்னா படிப்படியா உங்களோட கடன் பிரச்சனை இருந்து மீண்டு வருவீங்க செவ்வாய் கிழமைக்கு அன்னைக்கு செவ்வாய் ஓரையில அது எந்த டைம் வருது அப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நல்ல கவனம் வச்சுக்கோங்க செவ்வாய் ஓரை செவ்வாய் கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரை எப்ப வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்னைக்கு காலைல ஆறு டு ஏழு நைட்டு எட்டு டு ஒன்பது மத்தியானம் வருதுங்க ஒன்று டு ரெண்டு மத்தியம் ஒன்று டு ரெண்டு வருது அந்த டைமில் போய் நீங்கள் கட்டலாம் ஏன்னா காலையிலாம் பேங்க் எதுவும் தந்திருக்க மாட்டாங்க யாருக்காவது பணம் கொடுக்கறதா இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி கடன் அடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அதுக்கான முதலும் வட்டியும் கொஞ்சம் கொடுத்துருங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் நீங்கள் கொடுத்து பாருங்க நீங்கள் சீக்கிரம் கடன்லேருந்து மீண்டு வந்துடுவீங்க இதுக்கான டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு எப்பவும் போல சொன்ன மாதிரி வீட்டில் தீபம் ஏற்றுங்க ஊதுபத்தி சாண்டல் ஊதுபத்தி பற்ற வைங்க சுவாமிகிட்ட நல்லா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ப்ரேயர் வச்சுக்கோங்க சீக்கிரமா இந்த கடனை நான் அடைச்சிடணும் இதுல இருந்து நான் மீண்டு வரணும் கடவுளே இந்த கடன்ல இருந்து கடன் சுமையில இருந்து நான் சீக்கிரமா மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த அமௌண்ட் அந்த அமௌண்ட் சாமி கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மத்தியானம் ஒன்னு டு ரெண்டு இல்ல காலையில ஆறு டு ஏழு நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம் பேங்க்ல கொடுக்கற மாதிரி இருந்ததுன்னா மத்தியானம் ஒன்னு டு ரெண்டு போய் நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா படிப்படியா உங்களோட கடன்கள் குறையும் அது எது லோனா வாங்கியிருந்தாலும் சரி வீட்டு லோனு இல்லை நகை வச்சுட்டோம் அப்படின்னு அது இருந்தாலும் சரி இல்லை வெளியே வந்து வட்டிக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த டைம்ல கொடுக்கலாம் காலையில ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நைட் எட்டு டு ஒம்பது இந்த மூணு வேலையில இந்த டைம்ல வந்து நீங்க வந்து பணத்தை வட்டி கொடுத்துட்டு அதுக்கான அசல் கொஞ்சமாவது கட்டுறதுக்கு பாருங்க முயற்சி பண்ணி பாருங்க இது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் மாதம் மாதம் செய்யுங்க படிப்படியா கடன் குறையறத உங்களுக்கே தெரியும் வீட்டில் நல்லா சாமி கும்பிட்டுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த பணத்தை கொடுத்து பாருங்க எப்படி கடன் வந்து வெளியே வரீங்கன்னு நீங்களே சொல்லுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்